அனைவருக்கும் வணக்கம் பர்த்டே ப்ரீ ப்ரிப்ரேஷனாக டெக்கரேஷனுக்கு என்னென்ன கிராஃப்ட் ஒர்க் நான் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றியும் அப்புறம் சின்ன சின்ன கிராஃப்ட் ஒர்க் நீங்களும் எப்படிலாம் பண்ணலாம் நான் பண்ணதுலேருந்து நீங்கள் என்னென்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் விருப்பம் இருக்கிறவங்க தொடர்ந்து பாருங்கள் இப்போது அதில் தே ரவுண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சீடி பென்சில் அப்புறம் சிசர் அப்புறம் கம் அது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் ஒவ்வொரு கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு இப்போது அந்த அளவுக்கு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் எனக்கு எத்தனை என்ன அளவு தேவையோ அத்தனை பீஸ் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் அடுத்து ஒரு சின்ன பேங்கிளும் அப்புறம் பென்சில் சிசர் இதை வச்சு குட்டியாக சர்க்கிள் வரைஞ்சி எடுத்திருக்கேன் அப்போ இதில் ஒரு கில்டர் ஷீட்டில் மூணு பீஸாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை மறுபடி இதை கட் பண்ணி ஆறு பீஸாக எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரே ஒரு பீஸில் மட்டும் இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் வேறு டிசைன் பண்ணலாம் மொத்தமாக சேர்த்து வச்சு ஆறையும் ஒன்றா சேர்ந்து இதே டிசைனில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த சர்க்கிள் சார்ட்டில் கட் பண்ண அந்த சர்க்கிளையும் அப்புறம் அந்த ப்ளூ கலர் கில்டரில் உள்ள டிசைன் அப்புறம் அந்த ரவுண்டு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்ன இந்த மாதிரி டைப்பில் பேஸ்ட் பண்ணணும் கில்டர் ப்ளூ கலர் கில்டரை கீழே அடியில் வச்சுட்டு அப்புறம் அதுக்கு மேலே அந்த எல்லோ கலர் சார்ட் பேப்பரை வச்சு ஒட்டிட்டு அதுக்கு கீழே அந்த எல்லோ சார்ட்டுக்கு கீழே அடியில் அந்த பிங்க் கலரை வந்து ஒட்டிட்டு இந்த மாதிரி ஒரு டிசைன் கிடைக்கும் ஒரு டால் மாதிரி அமைப்பில் இது வந்து சாதாரண கலர் பேப்பர் தான் இதில் வந்து உங்களுக்கு என்ன என்ன லெட்டர் தேவையோ அந்த லெட்டரை வந்து நீங்கள் எழுதிக்கலாம் ரெண்டு கோடு சேர்த்து ரைட் பண்ணணும் அப்போ தான் கட் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த லெட்டர் வந்து ரொம்ப தெளிவாக கிடைக்கும் நம்ம எப்படி எழுதியிருக்கிறோமோ அதிலே கரெக்டாக கட் பண்ணுங்கள் அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் இப்போது அதில் ச ஓரமாக ஒரு இடத்துல ஒரு ஹோல் போட்டு அதிலேருந்து சுற்றி ரவுண்டாக கட் பண்ணிங்கன்னா பி அப்படிங்கிற ஒரு சைஸ் ரொம்ப அழகாக நீட்டாக கிடைக்கும் ரொம்ப பொறுமையாக பண்ணுங்கள் சாரி நான் கட் பண்ணுறது வீடியோவில் தெளிவாக தெரிய மாட்டேங்குது ஆனால் கட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு இது புரிஞ்சிடும் இங்கே பாருங்கள் பி வந்து அழகாக கிடச்சிருக்கு எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன லெட்டர் தேவைப்படுதோ அந்தந்த லெட்டரில் நீங்கள் வந்து இந்த மாதிரி எழுதி அப்புறம் கட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் ஆல்ரெடி நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த டிசைனில் இதை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் கர்சிவ் ரைட்டிங்கில் கூட எழுதி ரொம்ப ஸ்டைலாக யூஸ் பண்ணலாம் இப்போது இங்கே பாருங்கள் அந்த இதில் எல்லோக்கும் பிங்க்குக்கும் சூப்பராக காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு இதில் பார்க்குறத விட வீடியோவில் பார்க்குறத விட நேரில் ரொம்ப அழகாக இருந்தது இப்போ அதை மாதிரி எல்லாமே பேஸ்ட் பண்ணி நான் வந்து ரெடி பண்ணிட்டேன் நான் வந்து நேமுக்காக தான் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போது இந்த இதில் நேமில் நீங்கள் ஃப்ளார் கூட செஞ்சு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்புறம் இந்த மாதிரி க்ரீன் கலர் கிளிட்டர் எடுத்திருக்கேன் அடுத்து ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம் டிஸ் டெக்கரேஷனுக்காக அஞ்சு ப்ளஸ் நாலு அப்படிங்கிற அளவில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி கொஞ்சம் நாலஞ்சு பேப்பரை கட் பண்ணி வச்சுட்டு இதில் வந்து நான் வந்து பட்டர்ஃப்ளை வரையலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி பட்டர்ஃப்ளை வரைதேன் உங்களுக்கு தெரிஞ்ச வேறு ஏதாவது பேர்ட்ஸு இல்லைன்னா ஃப்ளவர்ஸ்லாம் அந்த மாதிரி வரையலாம் இப்போ நான் வரைஞ்சாச்சு நான் கட் பண்ண போகிறேன் கட் பண்ணும்போது பார்த்து மெதுவாக கட் பண்ணுங்கள் நிறைய பேப்பர் வச்சு கட் பண் பண்ணலாம் ஆனாலும் ப பண்ணும்போது அப்படியே ஒரு ஒழுங்காக சரியாக சில நேரங்களில் வராது அதனால் உங்களால் எந்த அளவு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் பேப்பரை வச்சு கட் பண்ணுங்கள் இந்த மாதிரி கிராஃப்ட் ஒர்க் பண்ணும்போது துண்டு துண்டு பேப்பர்லாம் வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அதையும் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு என்ன பண்ணலான்னு சொல்கிறேன் பாருங்கள் பட்டர்ஃப்ளை ரெடி ஆயிடுச்சு இப்போது நான் ஒரு அளவில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு இதை விட சின்னதாக வேணும் அப்படின்னா இதை விட கம்மியான அளவு எடுத்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இதில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முந்தின வீடியோவில் இந்த மாதிரி கோன் மாதிரி செஞ்சு வச்சுருக்கதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வந்து ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு சார்ட் பேப்பரில் நான் கட் பண்ணி ஒ தனித்தனி பேப்பராக குட்டி குட்டியாக கட் பண்ணி அப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பேஸ்ட் பண்ணி ஒட்டியிருக்கிறேன் அப்புறம் இந்த இதை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்தது தான் இப்போ ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிறது இந்த டிசைனில் நீங்கள் பண்ணணும்னு நினச்சா பண்ணலாம் ரொம்ப அழகாக இருக்கும் அப்புறம் வேஸ்ட் பண்ண அந்த வேஸ்ட்டாக நான் சொன்னேன்ல அந்த சின்ன சின்ன பேப்பர்லாம் இந்த மாதிரி பர்த்டே நம்பருக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இது பட்டர்ஃப்ளை பாருங்கள் இது வந்து ஃப்ளார் மாதிரி ஒன்று பண்ணேன் நேரில் பார்க்க சூப்பராக இருந்துச்சு அப்புறம் இது க்ரீன் கலரில் அந்த கில்டர் பேப்பர் தான் கீழே அடியில் சுற்றிலும் பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டாக ஒரு நோட்டு அட்டை இருக்குது இல்லையா அதை தான் வச்சுருக்கிறேன் அந்த ஃப்ளாரை சுற்றி பட்டர்ஃப்ளை அப்படியே பறந்து போகிற மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் ரெடி பண்ணேன் ஓவராலாக பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு அப்புறம் நம்ம அமௌண்ட்டு கொடுத்து நல்லா டெக்கரேட் பண்ணணும் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம் நமக்கு வீட்டில் இருக்க ஒவ்வொரு திங்ஸையும் வச்சு நம்மளே நம்ம பிள்ளைங்களுக்கு டெக்கரேட் பண்ணால் நமக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததற்கு ரொம்ப நன்றி